ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணாங்க இது மாதிரி அந்த பெங்கோ ரொபோட்டிக்ஸ் இருக்கு கொஞ்சம் நீங்க வந்து வாலண்டியர் பண்ண முடியுங்க I love robotics like everyone love robotics so okay நான் சொன்னால் வரேன் அப்படின்னு சொன்னேன் Then what happened was uh, I came here. I never thought that Denver will be this much great. The experiences that we gained while building the robots was uh, priceless. Uh, uh I hope uh, this collaboration goes uh, far into the future and we take many workshops and promote robotics in India to, to the next level. டிங்கோ கிளாஸில் நாங்கள் சோல்ட்ரிங் பற்றி கற்றுக்கிட்டோம் இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது எலக்ட்ரானிக்ஸில் நிறைய விஷயத்துக்கு உதவும் இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இது ஒரு ரோபோட் செய்யணும்னா இது கண்டிப்பாக தேவைப்படும் அதாவது நாங்கள் கொடுக்கும்போது ஆடியன்ஸ்கிட்டே அந்த இதை நாங்கள் அந்த சென்சார் தந்தோம் அந்த லைட்டை தந்தோம்னா அவங்களும் இந்த சென்சார் மேலே லைட் அடிக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற இது ஏதாவது ஒன்று வரைவாங்க அப்போ அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வந்தவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கும் ரொம்ப அவங்க சந்தோஷப்படுறதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் <laughs> let their effort go grow larger and larger and benefit so many other countries also the children should learn this one and they should reach their high potential by this wonderful effort which they are doing unselfishly. I am like robot. Viva!